hi hello everyone welcome to genius world நான் உங்க விக்னேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சித்தர் சிவவாக்கியரை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் கும்பகோணத்தில் ஜீவ சமாதியானார்னு வரலாற்றில் குறிப்பிட்டிருக்காங்க மக்களோட மேன்மைக்காக உருகிய இவர் பல பாடலை எழுதியிருக்காரு எனக்கு மிகவும் பிடித்த வரி நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு இறைவன் எங்க இருக்காரு அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தை கொடுத்திருப்பாரு இவரை பூஜிக்க நூத்தி எட்டு முறை ஓம் ஸ்ரீ சிவவாக்கிய சித்தர் பெருமானை போற்றி அப்படின்னு சொல்றது மூலியமா அவரை நேர்ல காண்றதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் அர்ச்சனையாக சங்கு வில்வம் தும்பை பூ கொண்டு இவரை அர்ச்சனை செய்யலாம் நெய்வேத்தியமாக பழங்கள் விபூதி மற்றும் தண்ணீர் வைத்து தீபாரணாதை செய்யலாம் நினைத்த காரியம் சீக்கிரமே உங்களுக்கு எளிதில் நடக்கிறதுக்கு வெள்ளை வஸ்திரம் வைத்து இவரை பூஜை செய்யலாம் இவர் சந்திர கிரகணத்தை பிரதிபலிக்கிறார் அதனால ஜாதகத்துல எந்த விதமான சந்திர கிரகணம் தோஷம் இருந்தாலும் இவரை தொடர்ந்து வழிபடுறதுனால அது தடை நீங்கிவிடும் மேலும் இவர் பல நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்கிறார் மன அழுத்தம் மன சஞ்சலம் போன்றவற்றை நீக்கிறது வேலை தொழில் படிப்பு இதுல எந்த விதமான தடையா இருந்தாலும் இவரை வழிபடுறது மூலயமா அந்த தடை வந்து தவிடுபடி ஆயிடும் தொடர்ந்து இவர இந்த மந்திரத்தையும் ஜபித்து வர்றதுனால உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் வாழ்க்கையில கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மேலும் ஒரு சின்ன இது நம்ம உணவு தான் மனிதனாக்குறதும் மிருகமாக்குறதும் அதே மாதிரி உடல்ல நம்ம கோயிலா வச்சுக்கிறதும் குப்பையா வச்சுக்கிறதும் நம்மளோட செயல்பாடு எண்ணத்துல தான் இருக்கு அடுத்து வர அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம சித்த வாக்கியரோட வரலாறு பத்தி பார்க்கலாம் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா like share and subscribe and keep supporting us இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரதுக்கு ரெகுலராக கீழே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார்